ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்டர்லெஸ்ஸில் இருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரீஸுங்க அதுவும் ஹேண்ட்லூம் மேடு வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய number six two zero sarees பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் லோ பட்ஜெட்டில் காட்டன் சாரீஸில் இருந்து ஹை பட்ஜெட் அதாவது பியூர் சாஃப்ட் சில் சாரீஸ் வந்து eight thousand eight thousand four hundred வரைக்குமான சாரீஸ் வந்து நம்ம ஷோ பண்ணுறோம் ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நீங்கள் நம்ம குரூப்லேயும் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பட்ஜெட்டில் சாரீஸ் வரும்போது அண்ட் கலர் காம்பினேஷன் வரும்போது நீங்கள் இமீடியட்டாக வாட்ஸ்அப் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இப்போ நீங்கள் பார்க்குறது saree number six two zero body of saree ப்ளூலையும் பல்லுவன் பிளவுஸ் எல்லோ கலர்லையும் இருக்குங்க பாடியில் வரக்கூடிய புட்டா பல்லுவில் வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே காப்பர் அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரியில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் saree number six two one இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸில் காப்பர் ஜரியும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க கோல்டு டெஸ்ட் ஜரியும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஈவன் சில்வரும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எந்தெந்த சாரியில் என்னென்ன மாதிரி டிசைன்ஸ் இருக்குது அண்ட் என்ன ஜரி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு சாரியும் நம்ம ஓப்பன் பண்ணி காட்டும் போதே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது saree number sixty one body of saree beige பல்லு அண்ட் ப்ளவுஸ் க்ரீன் இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் காப்பர் டெஸ்ட் ஜரி யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆல்சோ மீனா ஒர்க்குக்காக த்ரெட் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கோம் saree number six double two and இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒன்றரை வார்ப்பில் இருக்கக்கூடிய சாரீ திக்னஸ் பார்த்துட்டிங்கன்னா தின்னாக தான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க வார்ப் அண்ட் வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாரீ கூடயும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் சாரி நீங்கள் பார்க்குறீங்க six double two pallu and blouse bottle க்ரீன்லேயும் பாடி ஆஃப் சாரீ பிங்கிஷ் ஆரஞ்சுலேயும் டபுள் ஷேட்லேயும் இருக்குங்க இந்த சாரியும் பார்த்துட்டிங்கன்னா காப்பர் டெஸ்டர் சரியில் தான் புட்டாஸ் இருக்குங்க ஃபுல்லாகவே next sari number six two three சாரியோடைய price five thousand five hundred with free shipping all over India உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ஒரு சாரி பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலுமே வாட்ஸ்அப் மூலமாக தாங்க பண்ண முடியும் and five thousand five hundred rupees வந்து ஒர்த்து இருக்கக்கூடிய இந்த சாரீஸ் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் ஆல்சோ அவைலபிளாக இருக்குங்க next sari number six two three pallu and blouse magenta body of sari royal blue இதில் வந்து கோல்டு டெஸ்ட் ஜெரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குங்க sari number six two four இந்த சிக்ஸ் டூ ஃபோர்லேயும் கோல்டு டெஸ்டட் சரியில் தாங்க புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குது pallu and blouse pinkish orange body of சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா பெய்ஜில் இன்னும் கொஞ்சம் டார்க் பெய்ஜாக இருக்கும் எல்லா சாரியிலுமே வரக்கூடிய ப்ளவுஸ் பிளைன் ப்ளவுஸ் சாரியில் பாடி ஆஃப் சாரியோடைய length five point five metre Length of blouse 0.7 meter, width of the sari and blouse 45.5 inches above இருக்குங்க. sari number 625. Body of sari grey, pallu and blouse magenta, gold tested சரியில் குட்டஸ் and பல்லு work இருக்குங்க. இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் போயிட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் சாரீஸ் ஆர்டர் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வருங்க இன்டர்நேஷ்னல் டெலிவரி டைம்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபோர் டு சிக்ஸ் டேஸில் உங்களுக்கு ரீச் ஆயிரும் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு extra charges three hundred rupees sari book பண்ணும்போதே பே பண்ணணும் ஒரு சாரீ தான் நீங்கள் அட் அ டைமில் புக் பண்ண முடியும் சாரீ பார்சல் வாங்கும்போது சாரியுடைய price five thousand five hundred rupees cash கொடுத்து நீங்கள் பார்சல் வாங்கிக்கலாம் sari number six two six pallu and blouse bottle green body of sari half white இதில் ஃபுல்லாகவே காப்பர் டெஸ்ட் சரியில் புட்டாசன் பல்லுவர்க் இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனுக்கும் சரி ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனுக்கும் சரி Google Pay PhonePe Paytm account transfer நாலு ஆப்ஷன் இருக்குங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ லிமிட்டேஷன்ஸோ கிடையாதுங்க சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் ப்ரீ பேமெண்ட்டில் நீங்கள் வாங்கலாம் இந்தியாவுக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் சென்ட் பண்ணி கொடுக்குறோம் sari number six two seven body of sari coffee brown pallu and blouse bluish green double shade பாடியில் வரக்கூடிய புட்டா அண்ட் பல்லுவில் பார்த்துட்டிங்கன்னா gold tested zari and silver ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சாரீஸ் எல்லாம் பியூர் சில்க்குங்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை வாஷ் தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது sari number six two eight body of sari cream கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் க்ரீன் கலர்லேயும் இருக்குங்க cream and green combination gold tested zari and silver zari ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டும்தாங்க புக் பண்ண முடியும் இந்த சாரியுடைய பிக்சரோ அல்லது வீடியோவோ எடுத்துகிட்டு வந்து ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்காது ஏன்னா இது எல்லாமே கைத்தறியில் நெசவு பண்ணுறது அப்படிங்கிறதுனால இப்போ இந்த கலர் இந்த கலர் காம்பினேஷன் இந்த டிசைனில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு பீஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ஸோ அப்படிங்கும்போது இதை நம்ம ஆன்லைனில் ஷோ பண்ணும்போது வாட்ஸ்அப் மூலமாகவே புக் ஆயிரும் அப்படி இருக்கும்போது நம்ம ஷாப்பில் இந்த சாரீஸை வந்து ஷோ பண்ண முடியாதுங்க sari number six two nine body of sari mustard எல்லோவில் கொஞ்சம் லைட் கலரில் இருக்குங்க பல்லு அண்ட் ப்ளவுஸ் காஃபி ப்ரௌன் கலரில் இருக்குது ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் இருக்குது sari number six three zero body of sari pink colour pallu and blouse bottle green ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் இருக்குது ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரி உங்களுக்கு டேமேஜாக வந்தாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரி இல்லாமல் வேறு சாரி வந்ததுனாலோ தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ ஒரே வீடியோவாக இருக்கணுங்க கட் வீடியோவாக இருக்கக்கூடாது கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அண்ட் சில டபுள் ஷேடில் வரக்கூடிய கலர்ஸ் எல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஃபோட்டோலேயோ வீடியோலேயோ கேப்சர் பண்ண முடியலங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாரீஸ் கலர்ஸ்லாம் லிட்டில் டிஃப்ரென்சஸ் வரத்தான் செய்யுதுங்க sari number six three one pallu and blouse red colour body of sari peacock blue double ஷேடில் வருதுங்க கோல்டு டெஸ்டர் சரியில் புட்டாசன் பல்லு ஒர்க் இருக்குங்க அண்ட் இது பியூர் சில்க்குங்க த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்கில் மேக் பண்ணியிருக்கக்கூடிய சாரிங்கிறதுனால சாரி வந்து தின்னாக தான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதுங்க வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் இது வந்து பியூர் சில்க்குங்கிறதுனால அதுக்கேற்ற டெக்ஸ்டர் தான் இருக்கும் பாலிஸ்டர் மாதிரி எதிர்பார்க்க வேண்டாங்க body of sari grey silver கிரேயில் இருக்கும் pallu and blouse green gold test சரியில் ஒர்க் இருக்குங்க புட்டா ஒர்க் இருக்கும் அண்ட் மீனா ஒர்க்குக்கு நம்ம சில்க் த்ரெட் கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ண மாட்டோம் அண்ட் வாய்ஸ் மெசேஜும் டைம் சம்டைம்ஸ் என்ன ஆக மாட்டேங்குதுன்னா வாய்ஸ் மெசேஜ் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது அண்ட் வாய்ஸ் வந்து கிளியராக இருக்க மாட்டேங்குது ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு அண்ட் சாரி கோடு சென்ட் பண்ணுங்க சென்ட் பண்ணும் போதே ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த சாரீ உங்களுக்கு வேணும்னா மட்டும் புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்க அண்ட் எங்க மெசேஜுக்கு வெயிட் பண்ணுங்க ஒரு மெசேஜ் பண்ணிட்டு எங்க மெசேஜ்க்காக வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா எங்ககிட்ட இருந்து ரிப்ளை வரும் இப்போ நீங்க பாக்குறது body of sari grey pallu and blouse red colour பாடியில் வந்து கோல்டு டெஸ்ட் சரியில் புட்டாஸ் இருக்குங்க அண்ட் மீனா ஒர்க்குக்காக நம்ம வந்து சில்க் த்ரெட் கலர் த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தான் வருது இதை நம்ம சாரியில் ஒட்டி கொடுக்குறோம் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வர்ணாங்கிற நேம் வருங்க பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் five thousand five hundred rupees thank you thank you for வாட்சிங்